welcome to cook with DD இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கொத்தமல்லி உளுந்த விடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்ப்போம் உளுந்து மூணு டம்ளர் எடுத்துக்கோங்க இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க கொத்தமல்லி ஒரு கப் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் ஒரு கப் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கருவேப்பிலை இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க மிளகு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சளவு எடுத்துக்கோங்க வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதோட நம்ம வந்து கொஞ்சம் அரை கப் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க இதை இதோட போட்டு உளுந்தோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் உளுந்து அரைச்சி எடுத்துட்டேன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துடாதீங்க இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் வடை வந்து நல்லா மெதுவாக வரும் இப்போ நம்ம உளுந்தோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகா மிளகு பெருங்காயத்தூள் கொத்தமல்லி சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம வடை பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க உங்ககிட்ட வாழை இருந்தால் வாழை இலை எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் எண்ணெய் இப்படி ஊற்றி இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த உளுந்து இதை எடுத்துகிட்டு இப்படி கவரில் வச்சுட்டு சென்டரில் இப்படி ஓட்டை போட்டுக்கோங்க பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இது இப்போ இப்படி எடுத்துட்டு இப்படி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் வடை நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் பிளேட்டில் மாற்றி இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ